Hi welcome to go around with Gautham channel so இந்த வீடியோவில் நான் என்ன பார்க்க போகிறோம்னா த்ரீ um, சிக்ஸ்டியில் நம்ம டபிள்யூடிசியை பார்க்க போகிறோம் ஸோ டபிள்யூடிசினா எல்லாருக்கும் தெரியும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இது நியூயார்க்கில் இருக்குது uh, நீங்கள் இப்போ நியூயார்க்கு ட்ரிப் வர மாதிரி இருந்துச்சுன்னா எல்லாருமே கண்டிப்பாக இந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் போகணும்னு ஆசைப்படுவாங்க ஸோ வேர்ல்ட் ட்ரேட் சென்டர்ன்றது நமக்கு uh, சின்ன வயசில் எல்லாம் தெரியும் நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அமெரிக்காவில் அந்த ட்வின் டவரை இடித்ததுன்னு சொல்லுவாங்கல்ல ஃப்ளைட் வச்சு இடித்தாங்கள அந்த பிளேஸில் தான் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் இப்போ புதுசாக அந்த ட்வின் டவர் இடித்த இடத்துல கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டுட்டு இப்போ பார்த்திங்கன்னா உலகத்துலேயே மிகப்பெரிய பில்டிங்கில் ஒன்றா கட்டியிருக்காங்க அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது one world trade centre two world trade centre அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது அது எல்லாத்தையுமே நம்ம இப்போ வாக்கிங் டூரில் இந்த த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் பார்க்க போகிறோம் ஸோ எல்லாருக்கும் தெரியும் த்ரீ சிக்ஸ்டி வீடியோனால் என்னென்னா நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் த்ரீ சிக்ஸ்டியில் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ ஒரு பிளேஸில் இருக்கீங்கன்னா அதை சுற்றி என்னென்ன இருக்கோ அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நீங்கள் உங்கள் மொபைல்லையே ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணி இல்லைன்னா உங்கள் மொபைல் அப்படியே டில்ட் பண்ணிங்கன்னா மேலேயும் கீழே ஆட் ஆட்டினீங்களே இல்லை சைடில் எல்லாம் ரொட்டேட் பண்ணிங்கன்னா அந்த லொக்கேஷனே மூவ் ஆகும் அப்படி இல்லைன்னா நீங்கள் உங்கள் அந்த ஸ்க்ரீனில் ப்ரெஸ் பண்ணி உங்கள் ஃபிங்கர்ஸ் மூலிமா நீங்கள் அந்த ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி ஃபுல் வீடியோவும் பார்க்கலாம் நான் சண்டே போயிருந்தேன் ஸோ அதனால் எனக்கு பார்த்தீங்கன்னா பெருசாக பெரிய க்ரௌட் எதுவும் இல்லை ஜஸ்ட்டு டூரிஸ்ட் மட்டும்தான் இருந்தாங்க அதே மாதிரி அந்த மெமோரியல் பிளேஸ்ன்னு சொல்லிட்டு அந்த ட்வின் டவர் இடித்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பில்டிங்கோட பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து மியூசியம் மாதிரி வச்சுருப்பாங்க நீங்கள் அங்கே போனால் பார்க்கலாம் அதுக்கு வந்து டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும் பட் நாங்கள் போகலாமான்னு பார்த்தேன் பட் நான் போன டைமில் வந்து எனக்கு ஆல்ரெடி ஈவினிங் ஆகிடுச்சு எனக்கு போயிட்டு ஃபுல்லாக என்னால் பார்க்க முடியாது ஸோ இன்னொரு டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன் பட் நீங்கள் கண்டிப்பாக அதுக்குள்ளே போய் பாருங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடம் பார்த்தீங்கன்னா ட்வின் டவரோட ஃபஸ்ட்டு டவர் இருந்த இடம் ஸோ இந்த இடத்துல ஒரு டவர் இருந்துச்சு ஸோ இதுவும் இடிஞ்சிருச்சு இந்த இடத்த இடித்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஃபவுண்டைன் மாதிரி பண்ணி ஜஸ்ட் ஒரு மெமரியல் பிளேஸ் தான் ஒன்றுமே இல்லை வேறு எதுவுமே இருக்காதுங்க கிரானைட்டில் கட்டின கல் வச்சு கட்டியிருப்பாங்க அந்த இடத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அந்த இறந்த அந்த இடத்து அந்த பில்டிங்கில் இருந்து இறந்தாங்க இல்லையா அவங்களோட பேர் எல்லாமே அதில் எழுதியிருப்பாங்க அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அக்குலஸ் பில்டிங்னு சொல்லுவாங்க டபிள்யூடிசியில் வந்து அதுதான் பெரிய ட்ரெயின் ஸ்டேஷன் பாத் ஸ்டேஷன் அந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இது இருக்கும் நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஆஹ் பெரிய பெரிய பில்டிங்ஸ்க்கு நடுவில் இந்த இவ்வளோ பெரிய இடத்த ஃப்ரீயாக வச்சுருப்பாங்க You're playing your cards with your queen of hearts. When everyone folds, your fork still holds. You're placing your bet, showing no regret. Close your eyes to hide your lies, roll the dice. you got me tiptoeing around. past, but you're bound to break down, bound to lose. நான் அப்படியே டூன்ட்டு என்னோட ஃபஸ்ட் டவர் um, இருந்த இடத்த பார்த்துட்டு நான் அப்படியே நடந்து வந்துட்டேன் செகண்ட் செகண்ட் டவர் இருந்த இடத்துக்கு ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் um, அந்த அந்த இடத்தவே பார்த்திங்கன்னா எம்டியாக வச்சுட்டு uh, அந்த ஒரு அழகான ஃபவுண்டைன் அப்புறம் அதே மாதிரி அந்த நேம் பொறிச்சு நேம்லாம் ரைட் கல்வெட்டில் எழுதி வச்சுருக்க மாதிரி எழுதி வச்சுருப்பாங்க அதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு அந்த இடம் அந்த இடத்துல இருந்துட்டு நீங்கள் அந்த அவ்வளோ பெரிய பில்டிங் இப்போ புதுசாக கட்டின வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் பில்டிங்கை பார்க்கும்போது உங்களுக்கு செம பிரமிப்பாக இருக்கும் அது ஒரு கண்டிப்பாக ஒரு ஒரு சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் அதை வந்து அந்த இடத்துல பார்க்கும்போது ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கேமராவில் நீங்கள் அப்படியே ரொட்டேட் பண்ணி பாருங்களேன் ஐம் சாரி உங்களோட மொபைலில் நீங்கள் அப்படியே அந்த ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வியூ அவ்வளோ அழகாக தெரியும் ஏன்னா இந்த நியூயார்க்கோட ஒரு ப்ளஸ்ஸே என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த வானலாவிய கட்டிடங்கள்னு சொல்லுவாங்கல்ல ஸ்கை ஸ்கிராப்பர் பில்டிங்ஸ் ஸோ அதுதான் அந்த நியூயார்க்கோட ஒரு ப்ளஸ்ஸே நீங்கள் இங்கே உங்கள் உங்கள் பிளேஸில் இருந்துட்டு நீங்கள் இப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி டைமென்ஷனில் பார்க்குற மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நீங்கள் எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த எக்ஸ்பீரியன்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் அது இருக்கும் of hearts When everyone folds, your forts to hold Your place in your bed, showing no regret Close your eyes to hide your lies, roll the dice You got me tiptoeing around you like you made a glass Got an invincible fence, letting everyone know not to trespass But you're bound to break down, bound to lose how to get knocked right out of your boots when I use my witchcraft. You're playing it cool, bending all the rules, talking way too loud, and you're talking rude. You're playing a game, driving me insane. Your heart is back, and it's a fact, no turning back. You got me tiptoe. sensible fence, letting everyone know not to trespass. But you're bound to break down, bound to lose, bound to get knocked right out of your boots when I use my witchcraft. use my so இந்த வீடியோ பண்ணதோட எய்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ்டியில் நம்ம அந்த நியூயார்க்கை காட்டணும் அப்படின்றதுக்காக தான் நான் பண்ணியிருந்தேன் ஸோ அதனால தான் என்னால் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிற வீடியோவை என்னால் இந்த வீடியோ கூட கம்பைன் பண்ண முடியல ஸோ அதை நான் பார்ட் டூவில் இந்த இடத்துக்கு பக் இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்துட்டு இதுக்கப்புறம் எல்லாருமே வந்துட்டு வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் போவாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் அங்கேருந்து நம்ம டாப்லேருந்து அது மாதிரி ஒரு ஹண்ட்ரட் ஃப்ளோர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பில்டிங் அதில் இருந்து நம்ம நியூ நியூயார்க் சிட்டியை பார்த்தா எப்படி இருக்கும்னா ஏன்னா மோஸ்ட்லி நான் வந்து என்ன எய்ம் பண்ணியிருக்கேன்னா சன்செட் பார்க்குற மாதிரி போகணும் அப்படின்ற எய்ம் பண்ணி வச்சுருங்க ஸோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன் இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் இந்த இடத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது ஸோ இப்போ இந்த குளோப் மாதிரி இதெல்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து அவங்க ஸ்ட்ரென்த்தை காமிக்கிறதுக்காக நாங்கள் வேல் ட்ரேட் சென்டர் நீங்கள் இது பண்ணாலும் திருப்பி நாங்கள் வந்துடுவோம் அப்படின்றத காமிக்கிறதுக்காக அவங்க இந்த இது வச்சுருக்காங்க ஸோ இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே த்ரீ சிக்ஸ்டி அதனால் என்னால் பெருசாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ண முடியல ஸோ இதை பற்றி தனி வீடியோவாக நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் ஸோ இந்த வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் இதை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் டபிள்யூடிசி மேலே போய் பார்க்குறது எப்படி இருக்கும் அந்த இதை நான் தனி வீடியோவை பண்ணுறேன் ஓகே பாய்